வணக்கம் தேரையரையா சொன்ன வைத்திய குறிப்புகளில் மற்ற சித்தர்கள் சொல்லாத நோய்களுக்கான வைத்தியத்தையும் அதன் செய்முறை பற்றியும் அதனால் குணமாகக்கூடிய நோய்கள் பற்றியும் சொல்லித் தந்திருப்பதையும் சிறப்பானதொன்றாகச் சொல்லலாம் உடம்புல என்னென்னவோ வியாதிகள் வந்தாலும் குணமாக்க மருந்துகள் சொல்லித்தந்து மக்களை நலமாக வாழ்வதற்கு செய்முறையும் சொல்லித் தந்துள்ள நம் சித்தர் பெருமக்களுக்கு நன்றிகள் எவ்வளவு சொன்னாலும் போதாது உடம்புல சூடு ஏறிடிச்சுங்கிறதுக்காகவே ஒரு வைத்திய முறையை சொல்லியிருக்கிறத பார்த்தா இந்த சித்தர்கள் மனித உடம்பையும் உடலில் வரும் ஒவ்வொரு வியாதிகளையும் வலிகளையும் தமக்காக மட்டுமல்லாது உலக மக்களுக்காக கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து சொல்லியிருக்கிறதும் அந்த மருந்து பொருட்களும் உணவுப் பொருட்களையே சார்ந்து இருப்பதும் அந்த உணவே உணவுப் பொருளே மருந்தாக மாறி பலன் கொடுப்பதையும் அவர்கள் அறிந்ததை மறைக்காமல் மக்களுக்கு சொல்லித் தந்திருக்கும் மனப்பாங்குக்கு தலைவணங்கி உடம்பு சூடுக்கு என்ன பண்றதுன்னு தேரையரையா சொல்லித்தந்த பாடலுக்குள் போகலாமா போமப்பா சூட்டுடனே கடுப்பு வெள்ளை போகத்தால் வந்த கர்மந்தீர கேளே ஆமடா என்னையொன்றதிகஞ்சொல்வேன் ஆமணக்கினென்னை வடியொன்றுக்குள்ளே காமடா தேங்காய்ப்பால் பழமுஞ்சாறு கனமான ஈருள்ளி சாருங்கூட்டி கூமடா பசுவின் பார்க் படிகாலாக குறையாமற்படியொன்று கூடச் சேரே ஓமப்பா சூட்டுடனே கருப்பு வெள்ளை போகத்தால் வந்த கர்மம் தீரக் கேளு உடம்புல சூடு ஏறி சூட்டை கிளப்பிட்டு வயத்தில் இருந்து வெள்ளையான சளி போன்று வெளியே போயிட்டுருக்கும் அது போன்ற வியாதிகளெல்லாம் தீர்றதுக்கு மருந்தா எண்ணெய் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் ஆமணக்கெண்ணெயை ஒரு வடிக்கும் குறைவா ஒரு கால் படி அப்படின்னு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிடணும்னோ அது கூடவே தேங்காயோட பால் எடுத்துக்கணும்னோ அது கூடவே எலும்பிச்சம்பழச்சாரும் எடுத்துக்கணும் அப்புறமா கனமான ஈருள்ளி ஈருள்ளின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துட்டு அதோட சாரையும் சேர்த்து எடுத்துக்கணும்னோ பசுவோட பாலையும் ஒரு கால் படி குறையாமல் எடுத்துக்கணும்னும் அதாவது ஆமணக்கெண்ணெய் ஒரு கால் படி அளவுக்கும் தேங்காய் பாலும் ஒரு கால் படி அளவுக்கும் எலும்புச்சம்பழச்சாறு ஒரு நாலு பழம் எடுத்து பிழிஞ்சிக்கலாம் வெங்காயத்தோட சாரும் ஒரு நூறு மில்லி எடுத்துக்கலாம் பசும்பாலும் ஒரு கால் படி எடுத்துக்கலாம் எல்லா பொருளும் சேர்த்து ஒரு படி அப்படிங்கிற அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டோ சேரப்பா இட்டு காய்ச்சி திறமான மெழுகு பதமிறக்கிக் கொள்ளே காரப்பா கோரோசினை குங்குமப்பூ கூட்டுவாய் வகையொன்று திராகனாக ஆரப்பா கருகாமற் பொழித்து கொண்டு அப்பனே அம்மெழுகில் திரட்டி வாங்கி காரப்பா குருவின்படி போற்றி செய்து கால இரு நேரம் கொண்டாக்கேளே சேரப்பா பாண்டத்தில் இட்டு காய்ச்சி மேலே சொன்ன பொருட்களான ஆமணக்கெண்ணெய் தேங்காய்ப்பால் எலுமிச்சம்பழச்சாறு வெங்காயச்சாறு பசும்பால் எல்லாத்தையும் ஒரு படி அளவுக்கு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் தீ மூட்டி காய்ச்சி அது மெழுகு பதம் வரும்போது இறக்கிடணும்னோ அப்புறம் கோரோசனை குங்குமப்பூ இதெல்லாம் ஒரு விராகன் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துட்டு அதை கரிஞ்சு போகாமல் அந்த மெழுகு பதம் வந்த மருந்து கூட சூடாக இருக்கும்போதே சேர்த்து கிளறி திரட்டி எடுத்துட்டோ தெய்வத்தை வணங்கி காலையிலையும் மாலையிலையும் ஒரு சுண்டக்காய் அளவு அல்லது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிடணும்னு சொல்கிறார் இதில் இனிப்புக்கு ஏதும் தேரையறையா சேர்த்து சாப்பிட சொல்லலை ஆமணக்கெண்ணையோட சுவையும் தேங்காய் சுவையும் எலும்புச்சம்பழச்சாரோட சுவையும் வெங்காயச்சாரோட சுவையும் பசும்பாலோட சுவையும் எல்லாம் சேர்த்து ஒரு சுவையை கொடுக்கும்போது கோரோசனையும் குங்குமப்பூவும் சேர்ந்து ஒரு வாசனையை கொடுக்கும் போதும் சுவைக்கு சுவை கூட்ட தேன் தொட்டுக்கலாம் தேன் தேவைப்படாதவர்களுக்கு சேரையர் சொன்னது போலவே சாப்பிட்றதும் தான் நல்லது கேளப்பா இரண்டு நேரந்தான் கொண்டால் கெடுது கெட்டு ஓடுமடா சூடு போச்சே வாழப்பா புளி புகையும் தள்ளி போடு வளமாக கொண்டிடவே வாங்கி போகும் சூழப்பா இன்னமொரு வவிழ்தங்கேளே சுருக்குள்ள விஷம் போமிருமல் தீரும் ஆளப்பா தசவாய்வு பத்து போகும் அம்மேனியிலே பிடிதான் பறித்து வாங்கே கேளப்பா இரண்டு நேரந்தார் கொண்டாள் அப்படியே மேலே சொன்ன மருந்தை ரெண்டு நேரமும் எடுத்துக்கிட்டா சூடு உடம்ப விட்டு போயே போகும்னும் புளியையும் புகையையும் தள்ளி போடணும்னும் அப்படி பக்குவமாக நல்ல கட்டுப்பாடோட மருந்தை சாப்பிட்டு வந்தால் சூடு போயே போகும்னும் அது மட்டும் இல்லை இன்னொரு மருந்தும் சொல்கிறேன் கேளுப்பா இந்த மருந்தால் சின்ன விஷம் சம்பந்தப்பட்ட நோய்களும் இருமலும் தீரும்னும் பத்து விதமான வாயு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் போகும்னும் இப்போ குப்பமேனி இலைய ஒரு பிடி பறிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு வாங்கியே முளகைந்து வீராகன் சேர்த்து வகையுடனே இரண்டையும் தான் அரைத்து வாங்கி நேங்கியே புழுங்கரிசி படிகாலப்பா திறமான திரிவலையின் கியாழத்தாலே ஓங்கியே ராக்கால மூறப்போட்டு உத்தமனே மாவரைத்து மருந்து சேர்த்து பாங்கியே இரு மூன்று அடைதான் தட்டி பாசுநெய்யிற் சுட்டு மெல்ல வெடுத்து கொள்ளே வாங்கியே முளகைந்து விராகன் சேர்த்து குப்பமேனி இலைய ஒரு பிடி ஒரு கையளவு இலைய பிடிங்கி எடுத்துட்டு கூடவே மிளகு ஒரு விராக நடை ஒரு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும்னோ அதுக்கு முன்னாடி கால்படி புழுங்கு அரிசி எடுத்துட்டு அந்த புழுங்கு அரிசியோட திரிபலா சூரணத்தையும் சேர்த்து அதாவது திரிபலா சூரணங்கிறது நெல்லிக்காய் தாண்டிக்காய் சாதிக்காய் இந்த மூன்றும் இந்த மூன்று பொருட்களையும் பொடியாகவோ தனித்தனியாகவோ மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கலாம் திரிபலா சூர்ண பொடின்னு கேட்டாலே கடைக்காரங்க கொடுத்துருவாங்க சரி அந்த திரிபாலா சூரணத்தையும் புழுங்கல் அரிசியோட சேர்த்து ராத்திரி முழுக்க தண்ணீரில் இட்லிக்கோ தோசைக்கோ அரிசியை ஊற வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த புழுங்கல் அரிசியோட திரிபலா சூரணத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டு இல்லைன்னா காலையில் உணவுக்காக பண்ணுற மாதிரி ரெண்டு மணி நேரமோ அல்லது மூணு மணி நேரமோ ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அரைச்சி மாவாக எடுத்துட்டு அதோட கூடவே ஏற்கனவே சொன்ன மாதிரி குப்பை மேனி இலையையும் மிளகையும் அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் கூட சேர்த்து தோசைக்கல்ல போட்டு நெய்யை ஊற்றி அடை மாதிரி தட்டி சுட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதாவது இப்போது கூட கோதுமை மாவில் வல்லாரக்கீரை கொத்தமல்லி புதினா போன்ற கீரை வகைகள்லாம் கலந்து ரொட்டியோ தோசையோ சுடுவது போலவே இந்த புழுங்கலரசியும் குப்பமேனி இலையும் மிளகையும் திரிபலா சூரணத்தையும் சேர்த்து அரைச்ச மாவால் அடை செய்து சாப்பிடணும்னு சொல்கிறார் நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு குப்பமேனிக்கு நான் எங்கே போவேன் என்று கேட்பவர்களுக்கு வெந்தயக்கீரையையும் மிளகும் சேர்த்து அடை தட்டி சாப்பிடலாம் அந்த மாவோட கூடவே திரிபலாசூரணத்தையும் சேர்த்து சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாகும் உடல்ல வலிமை கிடைக்கும்னு சொல்லிட்டோ கொள்ளப்பா அடையொன்று நீர் தோய்த்து குமரியே தின்றுவானாளாறுதான் கள்ளப்பா புலி புகையும் ஒன்றுமாக தவறாமலிம் முறையை செய்து பாரே அல்லடா நோயெல்லா மகன்று போச்சு அப்பனே இன்னும் ஒரு அவள்தங்கேளே வில்லடா ஓதண்ட வாதம் வந்தால் விவரமாய் சொல்லுகிறேன் விரும்பிக்கேளே விவரமாய் சொல்லுகிறேன் விரும்பி கேளே கொள்ளப்பா அடையொன்று நெய்யிற் தோய்த்து அப்படி அடை செய்ததை நெய்யில் தொட்டு ஒரு நாளைக்கு ஒரு அடை அப்படிங்கிற கணக்கில் ஒரு ஆறு நாளைக்கு சாப்பிட்டு வரணும்னு அப்படி சாப்பிட்டு வரும்போது புளியும் புகையையும் சேர்க்கவே கூடாதுன்னும் தவறாமல் மேலே சொன்ன வழிமுறைப்படி செய்து சாப்பிட்டு வந்தா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகும்னு தேரையறையா உடம்புல சூட்டை குறைக்கிறதுக்கு ஆணுக்கும் பொண்ணுக்குமாகவே இந்த மருந்தையும் வழிமுறைகளையும் சொல்லித்தர்றார் தேரையறையா சொல்லித்தந்த இந்த மருந்து நல்லது தானே